ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் முழுவதும் தேவ கரம் உங்களோடு கூட இருப்பதாக இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினான் என்று அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு மனுஷன் உபத்திரவப்படுகிறான் என்று சொன்னால் பாருங்கள் அந்த உபத்திரவத்தை உலகம் அற்பமாக எண்ணுகிறது பாருங்கள் அவ்வளோ உபத்திரவப்படுகிறவனுடைய அந்த உபத்திரவத்தை இன்றைக்கு மனுஷர்கள் பாருங்கள் அற்பமாக எண்ணுகிறார்கள் சில நேரங்களில் உபத்திரவப்படுகிறவர்களை அருவறுப்பாக பார்க்கிறது போல இன்றைக்கு அநேகர் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் அடுத்ததாக சொல்லப்பட்டு தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் உபத்திரவ துன்பப்பட்டார்கள் பாருங்கள் பார்வனால் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் அவர்கள் இடுகிற கூக்குரல் உபத்திரவத்தின் மூலமாய் அவர்கள் இடுகிற கூக்குரல் தேவ சமூகத்திலே அவர் செவிகளிலே போய் எட்டிச்சு உடனே தேவன் தம்முடைய ஜனத்தின் கூக்குரலை கேட்டவர் தம்முடைய ஜனத்தினுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதபடி அதை அருவறுக்காதபடி பாருங்கள் அவர்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்காதபடி உடனே இறங்கி வந்து தம்முடைய ஜனத்துக்கு அவர் விடுதலையை கொடுத்தார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களா நெருக்கங்களா வேதனைகளா மனுஷனை அல்ல நீங்கள் கத்தரை நோக்கி நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள் கத்தர் அவனை கேட்டறினார் என்ற அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நீங்கள் தேவனை நோக்கி உங்களுடைய உபத்திரங்கள் பாடுகளில் பாடுகளிலே நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து நீங்களாக்கி அவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவனுக்கு நான் மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் உன் வாழ்க்கையில் என்ன வேதனை ஆனாலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்கு வார்த்தை என்னவென்றால் உன் ஜபத்தை நான் கேட்டருள்கிற தேவன் உன்னுடைய வேண்டுதல்களை இதோ உன் சம என் சமூகத்தில் நீ பண்ணுகிற உன் விண்ணப்பத்திற்கு நான் பதில் கொடுக்கிற தேவன் அதை கேட்டருடுகிற கத்தர் என்று அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு ஒன்பதுல எழுதப்பட்டு இருக்கிறது காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ என்று எழுதப்பட்டு இருக்கிறது உன் ஜபத்தை கேட்க என் காதுகள் மந்தமாகவில்லை உன்னை ஆசீர்வதிப்பதற்கு என் கைகள் குறுகி போகவில்லை என்று சொன்ன ஆண்டவர் தான் நம்முடைய ஆராதிக்கிற தேவன் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் கர்த்தனுடைய எல்லா உபத்திரவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்ற எளியா என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவன் செபிக்கும் பொழுது அக்கினியாக மறுபத்துரு கொடுத்து அவன் விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு அவர் சமூகத்திலே என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கண்ணீரோடு அவர் திருமுகத்தை நோக்கிப்பார் என்னுடைய எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் தந்து அவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கண் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்க்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்ததான எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த ஒரு வார்த்தை வாக்குத்தத்தமான வார்த்தை உபத்திரப்படுகிறவனுடைய நீர் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் நீர் அவனை கேட்டருளுகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்திலே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது நீர் அவர்களுக்கு உம்முடைய முகத்தை மறைக்கவில்லை உபத்திரவத்திலையும் அவர்களை நீர் அருவறுக்கவில்லை அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவருடைய கூக்குரலை கேட்டு இறங்கி வந்து நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீர் ஐயா அன்றுவரே அன்றைக்கு ஆகார் ஆண்டவரே பிள்ளை அழும் பொழுது அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்டருடைய கத்த இன்றைக்கு எங்களுடைய சத்தத்தை கேட்டருளி எங்களுடைய எல்லா இருதயத்தின் விருப்பத்தையும் நீர் எங்களுக்கு நிறைவேற பண்ண போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வாக்கு தத்துவத்தின்படியே நீர் இன்றைக்கு எங்களை கேட்டருள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பொருள் பாதத்துக்குள் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் நீர் ஆசீர்வதையும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் praise Lord God bless you கத்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்